காந்தி உலக மையத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் என் பேர் ராகுல் ஈரோடு மாவட்டம் ஆரம்பூதூரியை சேர்ந்தவன் ஏஜிஆர் டியூஷன் சென்டரில் பதினொன்றாம் வகுப்பு படிச்சுட்டு வரேன் எங்கள் டியூஷன் லைப்ரரியில் வந்து ஒரு புத்தகத்தை படித்ததன் மூலமாக என் வாழ்க்கையில் சில குணங்களை என்னால் மாற்றிக்க முடிஞ்சு அதை பற்றி இப்போ வந்து நான் உங்களோட பதி பகிர்ந்து கொள்ள போகிறேன் அது என்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா சாதனையாளர்களின் வாழ்வில் அப்படிங்கிற புத்தகத்தில் மரியாதை அப்படிங்கிற தலைப்பில் வந்து நான் படித்த ஒரு சிறுகதை அதில் வந்து மராட்டிய மன்னன் வந்து சிவாஜியை வந்து அரசர் அவுரங்கசீப் வந்து கைது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு இதுக்காக ஜெய்சிங் அப்படிங்கிற தளபதியை வந்து தூது அனுப்புவார் அதனால சிவாஜி வந்து மறுப்பு தெரிவிப்பார் இல்லை என்னால் வர முடியாதுன்னு மறுப்பு தெரிவிப்பார் அப்புறம் கொஞ்சம் தயக்கத்தோடு வந்துடுவார் அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா அவரை கொஞ்சம் நல்லா கிராண்டாக மரியாதை பண்ணி உள்ளே வர வச்சிருவார் அரசவைக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அவரை மரியாதை குறைவாக நடத்துவார் இது மூலமாக சிவாஜிக்கு வந்து முன்கோபம் ஏற்பட்டு மரியாதை இல்லாமல் அவுரங்கசீப்பை பார்த்து பேசிடுவார் இதனால அரசர மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்க அப்படிங்கிற குற்றத்துக்காக அவர் வந்து ஒரு மாளிகையில் மூணு மாதம் சிறையில் அடைச்சிடுவாங்க அப்புறம் மூணு மாதம் கழித்து வந்து அவர் சிறையை விட்டு தப்பிச்சு போயிடுவார் இது மூலமாக என் வாழ்க்கையில் நான் என்னத்த கற்றுக்கிட்டேன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் முன்கோவப்படக்கூடாது அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வாசிப்பு வந்து ஒரு குணங்களை மாற்றக்கூடியதாக அமையும் அதனால வந்து நம்ம புத்தகத்தை வந்து அதிகமாக வாசிக்க பழகிக்கணும் இது இதுக்கு வாய்ப்பளிச்ச காந்தி உலக மையத்திற்கு மனமார்ந்த நன்றிகள்